San Luis, பெரிய சைஸ் கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் மேலே கொஞ்சம் பாதிப்பு உண்டாகும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்கள் வந்து டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது காயிற மாதிரி வச்சிடக்கூடாது மூடி வைக்காங்க ஏதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது ட்ரீஸ் இருந்ததுன்னா அதுக்கு அடியில் வைங்க ஸோ அது வந்து ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்கணும் நம்ம இந்த மேடம் எதுக்கு நம்ம